பார்க்க போகிறோம் எங்கள் ஊரில் ஸ்னோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்னோ இங்கே பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே ஃபுல்லாக தெரியும் நீங்கள் ஃபுல்லாக நான் சுற்றி காட்டுறேன் நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ இங்கே பாருங்கள் கார்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போக முடியும் ஸ்னோவில் இல்லைன்னா ஸ்கிட் ஆகிடும் இங்கே பாருங்கள் கார் பார்க்கிங் ஃபுல்லாக ஸ்னோ கவர்ட் பார்க்கிங் ஃபுல்லாக கார் ஸ்னோ இல்லை இங்கே பாருங்கள் கார் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிடுச்சு இது ரொம்ப க்ளீன் பண்ணதுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் ஒரு ஆஃப் அன் ஹவர் ப்ராசஸ் இது ஸோ இப்போ யாரும் இதை க்ளீன் பண்ண மாட்டாங்க ஃபுல்லாக ஸ்னோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க இப்போ இந்த கார் கண்ணாடியே தெரியல எந்த அளவு ஸ்னோ இருக்குது இந்த அளவு திக்னஸ் 我。 பாருங்கள் ட்ரீ ஃபுல்லாகவே ஸ்னோ ஆகிடுச்சி இங்கே ஃபுல்லாகவே கிராஸ் ஃபுல்லாகவே ஸ்னோ கவர் ஆகிடுச்சி நல்லா ஃபுல்லாக எல்லாம் ஸ்னோமேன் பண்ணி விளையாடுறாங்க ஆனால் பார்க்க தான் ஸ்னோ சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு டூ டேஸ்க்கு அதுக்கப்புறம் குளிர் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் ஃபுல்லாக ஐஸ் ஆகி மெல்ட் ஆகும்போது ரொம்ப கோல்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஊரே ஃபுல்லாக ஒயிட் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு எல்லாம் வின்டரில் வந்து எல்லாம் ட்ரை ஆகிடுச்சி ஸோ சம்மர் வரும்போது ஃபுல்லாக மறுபடியும் எல்லாம் க்ரீனாக மாறிடும் பாருங்க நல்லா கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் டாப் வியூ உங்களுக்காக ஃபுல்லாக Hands I didn't know and he just taking. And he failed. here. Can I go? Okay, not anymore. He's Ah! அப்படி க்ளீன் பண்ணுறாங்க முன்னாடி பாருங்கள் ஒரு பக்கெட்டில் வந்து சால்ட் ஸ்ப்ரே பண்ணி போட்டுட்டு வராங்க ஸோ அந்த சால்ட் போட்டால் தான் வந்து ஃபுல்லாக மெல்ட் ஆகும் சால்ட்லாம் கொட்டி இந்த இதெல்லாம் சும்மா க்ளீன் பண்ணி சால்ட் கொட்டிருக்காங்க ஸோ இந்த பாத்தியை மட்டும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக